வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும் மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ரெண்டாவது எதிர்க்க லைட் இருக்குங்களா கிளார் அடிக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருவண்ணாமலையில் இருக்க கிரிவலம் அந்த இது சுற்றணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குங்க மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் வராது வீக் டேஸில் தான் வரும் ஆஃபீஸ் போயிட்டு ஓவர் நைட்டில் கிரிவலம் பண்ணிவிட்டு காலையில் திரும்ப ஆஃபீஸ் வந்துட முடியுமா அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் வாங்க என் கூட இந்த நைட்டு ஃபுல்லாக வந்து சுற்றுங்க திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றிட்டு return Chennai overnight night பதினோரு மணி கிளம்பி நாளை காலைல பதினொன்றுக்குள்ள ஆஃபீஸுக்கு போகணும் பார்ப்போம் எவ்வளோ டயர்டாக இருக்குது எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கிரிவலம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க டிஜிட்டலாக இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் செம்ம ஸ்பீடாக விஏபி மாதிரி வந்து இறங்கியாச்சுங்க தாம்பரத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலை கிரிவனம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க சிஎம்பிடியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து இங்கே உங்களுக்கு பெருங்கலத்தூர்னா தாம்பரத்துலேருந்தே அவ்வளோ பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க யூஸ்வலாக நம்ம வந்து மதியமே போயிடுவோம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வாக்கில் ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறோம் நைட்டு பதினோரு மணிக்கு வந்திருக்கோம் ஸ்பெஷல் பஸ் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல எல்லோரும் போயிட்டாங்களா அப்படின்னு தான் இருக்குது வாங்க அப்படியே ஆப்போசிட்டில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற பஸ்ஸில்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பெருங்குளத்தூர் தான் போய் ஆகணும் பட் நீங்கள் ஈவினிங் டைம் ஒரு அஞ்சு மணி அந்த வாக்கிலலாம் வந்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே லைனாக நிப்பாட்டிருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது பஸ்ஸுன்னு போய்கிட்டே இருக்கும் எல்லா ஸ்பெஷல் பஸ் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் சூப்பராக போய் சேர்ந்துடலாம் நீங்கள் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க நிறைய தடவை கிரிவலம் போயிருக்கேன் பட் இவ்வளோ லேட்டாக கிளம்பி போனதில்லை பஸ்ஸே இல்லையா லைனாக நிற்கும் முப்பது நாற்பது பஸ்ஸுன்னு ஈவினிங்கில் நைட்டில் ஒரு வண்டி கூட இல்லை வந்தால் தான் போல இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் வரும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வச்சு என்னம்மா இப்படி மாதிரி தான் இருக்குது கோயம்பேடில் தான் வண்டி வரணுமா ஸ்பெஷல் பஸ்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு இவ்வளோ லேட்டாக ஸ்பெஷல் பஸ் தாம்பரத்துலலாம் இருக்காதா அதனால் நம்ம பெருங்குளத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் போல இருக்குது பஸ் கூட்டமாக இருக்கும் ஒரே பயங்கர கூட்டமாக இருக்கும் கீழேன்னு பஸ்ஸே காலியாக இருக்குங்க அப்படியே பாருங்கள் ஸோ குஜாலா பெருங்குளத்தூர்லேருந்து கரெக்டாக வந்து பதினொன்றே முக்காலுக்கு நம்மளுக்கு வண்டி கிடச்சிருச்சு புது வண்டியாக தான் ஒன்று கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பான் பட் இது அந்த பழைய பச்சை வண்டி இருக்கலாது தெரியல தெரில எத்தனை மணிக்கு போய் சேருவோம்னு சொல்லிட்டு வச்சு என்னோட கணக்குப்படி ஒரு மூணு மணிக்குள்ளே போயிட்டால் நல்லாயிருக்கும் ஓம் நம சிவாய குட் மார்னிங் மக்களே மணி அதிகாலை மூணு இருபதாவது வந்து சேர்ந்தாச்சுங்க திருவண்ணாமலைக்கு நம்ம போட்ட கணக்கு லேசாக தப்பாகி போச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி சரியான ஸ்பீடு சும்மா பிரித்து நவுத்திட்டாப்புல நடுவில் வந்து பிரேக்லாம் கூட பெருசாக விடவே இல்லைங்க ஏதோ ஒரு பத்து நிமிஷம் நடுவில் எங்கேயோ நிப்பாட்டினா போல இருக்கு அவ்வளோதான் சரியான தூக்கம் முக்கியமான விஷயம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஓவர் நைட் ஜேர்னியில் உங்களுக்கு போகிறதும் வரதும் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும்தான் உங்களுக்கு தூங்குகிற டயம் ஸோ அதனால் இந்த ஃபோனணுன்றதெல்லாம் வேணும் பஸ்ஸில் ஏறினோன்னே பட்டு தூங்கிடுங்க அதே மாதிரி ரிட்டன் பொறிச்சு நல்லா நல்லா தூங்குங்க இப்போ நம்ம எங்கே இறக்கி விட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு வருவாங்க இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்ருவாங்க இந்த நேரத்தில் பஸ் உங்களுக்கு உள்ளே போகாது பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் ஓகேவா அதனால் இப்போ நடந்து போனால் ஆட்டோவில் தான் போகணும் எல்லோரும் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க வாங்க அப்படியே நம்மளும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே வந்திருப்போங்க கிரிவலம் நான் பட் இந்த அளவுக்கு லேட்டாக இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஹோப்ஃபுல்லி லைக் இந்த மாதிரி ஃபோர் ஓ கிளாக் இல்லைனா ஃபைவ் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் நாங்கள் ரிட்டர்ன் போகிற டைம் சென்னைக்கு பட் இன்றைக்கி வந்து அவ்வளோ டிலேலாம் வந்திருக்கோம் தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பட் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒன்று கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு விடிய ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயம் இங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து சுத்தையாக போயிட்டு எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க அந்த அளவுக்கு காலியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க நம்ம வந்து எப்படி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி இதை வந்து பக்கா சக்ஸஸ் பண்ணோனால நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி மேக்ஸிமம் கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா this is too late to start maybe நீங்கள் வந்து நாளைக்கு லீவ் போடுற பிளான்ஸ் இருந்தால் இது ஒரு பக்காவாக இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு சுத்தமாக டயர்டாகவே இல்லை ஒரு மார்னிங்கு பிரிஸ்காக ஒரு வாக் போவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாலு மணிக்கு எழுந்துச்சு வாக் போகிறது ஒரு ஜாலியான விஷயம் தானே நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய நடக்கிறதுக்கு பதிலாக தெரில எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க கோவில்கிட்ட வந்துட்டோம் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது நீங்கள் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் ஈஸியாக நடக்கிறாங்க பட் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது தான் உங்களுக்கு செருப்போட அருமை தெரியும் சீரியஸ்லி அது நீங்கள் வந்தால் தான் புரியும் நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சுங்க இந்த ரோடு ஜங்ஷனில் உங்களுக்கு வந்து செருப்பு டோக்கன் போட்டுட்ருப்பாங்க பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா வச்சுப்பாங்க இவங்க டென் ருபீஸ் தான் பல வருஷமாக இது ஸோ வந்து கொடுத்துட்டு இங்கேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வராங்க அண்ணாமலையார் கோயில் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து ஆக்சுவல் ஸ்டார்ட் உங்களுக்கு அண்ணாமலையானுக்கு அரோஹரா ஃபைனலி வி ஆர் ஸ்டார்டிங் மக்களே நீங்களும் அப்படியே டிஜிட்டலாக என் கூட இந்த கிரிவரத்தை கலந்துக்கோங்க பர்சனலாகவும் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் வாங்க த்ரீ ஃபிஃப்டி டூக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஸ்டாப்பாக பண்ணேன் இந்த தடவை ட்ரை பண்ண போகிறேன் பட் இட்ஸ் சீரியஸ்லி எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்போது கிரிவலம் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாமா கிரின்னா ஒன்றுமே இல்லைங்க மலை அண்ணாமலையார் கோயில் பின்னாடி மலை இருக்கும் அந்த மலையை சுற்றி வளம் வரதாங்க கிரியே வள வரும் அதான் கிரிவலம் அப்படின்றாங்க இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு பதினாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுங்க இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எட்டு லிங்கம் இருக்குது ஒரு ஒரு கார்னருக்கும் ஒரு ஒரு லிங்கம் இருக்குது சென்டரில் நம்ம அண்ணாமலையார் இருப்பார் நீங்கள் இந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு லிங்கத்தையும் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஒன்று விசேஷம் அப்படின்வாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்திரலிங்கம் அப்படியே போகும்போது உங்களுக்கு யமலிங்கம் குபேரலிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிங்கம் வரும் அப்படியே நம்ம நடந்து நடந்து நடந்து இப்போ நம்ம அக்னிலிங்கத்தை கிராஸ் பண்ணுறோங்க திரும்ப சொல்லிக்கோங்க ஓம் நம சிவாய ஏன் நம்ம இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோன்னா உள்ளே வந்து சரி கூட்டமாக இருக்கோங்க லைக் போயிட்டு வந்ததான் நம்மளோட அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிடும் ஃபேஸ் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க பட் நம்மளும் பார்ப்போம் சில லிங்கம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரோட்டு மேலேயே அந்த லிங்கம்லாம் நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஓகே யாரும் கோச்சிக்காதீங்கப்பா சிவனே நீங்கள் வேணால் கோச்சிக்காதீங்க இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட கோவிலுங்க ரோடு ஃபுல்லாக வரக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆசிரம் வரும் மெயினாக நம்மளோட நித்யானந்த ஜியோட ஆசிரம் வரும் அதெல்லாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு தியானம் பண்ணணும் பஜனை பண்ணணும்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்களாம் இன்னொரு ரீசன் ஃபார் ஸ்டார்டிங் ஏர்லினாலங்க இதே நீங்கள் ஈவினிங்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக இங்கே உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு போடுவாங்க பிரியாணி தயிர் சாதம் சாம்பார் சாதம் அது இதுன்னு சொல்லிட்டு பிரியாணி சிக்கன் மட்டும் வச்சுக்காது வெஜ்ஜு பிரியாணி தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஜூஸு அப்புறம் ஓட்ஸில் ஏதோ ஒன்று நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கொடுப்பாங்க தாறு தாறுமாறாக இருக்கும் இப்போ அதிகாலை போனால மேபி நம்ம முடிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு டிஃபன் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சரி ஒய்பாக இருக்கும் இது ஒரு ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மாதிரி சொல்லலாமே ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க இது என்ன மாயமும் வந்துடுமோ தெரில இந்த அளவுக்கு ஒரு பிரிஸ்காக இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இது வரைக்கும் நான் நடந்ததே கிடையாதுங்க கிரிவலத்தில் ஒருவேளை நம்ம ஸ்டார்ட் பண்ண டைம் அப்படியான்னு தெரில ஒரு சின்ன டயர்டு கூட இல்லை மாதிரி ஃபயர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோன்னா பார்த்துக்கோங்க எனக்கே தெரில என்னாச்சுன்னு சொல்லிட்டு மேபி சிவபெருமானோட அருளாக கூட இருக்கலாம் என்னன்னு தெரிலப்பா ஒரே அழகான ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டா நம்ம இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம்ல இது இப்போ கிரிவல பாதை நாளைக்கு இது வந்து ஒரு ஹைவே ஆமாம் மக்களே இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூர் போகிற ஹைவே வெறும் கிரிவலா நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை பிளாக் பண்ணுவாங்க மிச்ச டைம்னால நீங்கள் வந்து வந்துக்கலாம் முன்னாடிலாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவு கூட்டம் இருக்கும் பட் இப்போலாம் வந்து உங்களுக்கு ரோடு வசதி சூப்பராக இருக்கா சேஃப்டி இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது லைட்டு கீட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது அதனால் நார்மல் மக்கள் நார்மல் டேஸே கூட கிரிவலம் போகிறாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் நார்மலாக கூட வராங்க ஸோ உங்களுக்கு பௌர்ணமி அன்றைக்கி வர முடியலன்னா பௌர்ணமி அன்றைக்கி வந்தால் விசேஷம் அப்படி வர முடியலன்னா இன்றைக்கி வேணால் வாங்க சரி அதே சிவன் தான் அதே மலை தான் ஸோ நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு ரவுண்டு போகலாம் அப்படியே ஒரு ஃபுல் ஃபயரோடு நடக்க போகிறேன் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள்கிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் சென்னை பாண்டிச்சேரி இங்கேருந்து வந்தால் தான் பின்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க நீங்கள் இதே செங்கம் வேலூர் பெங்களூர் இங்கே இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சொன்னால இதுதான் ஹைவேவே இது வழியாக தான் அவங்க திருவண்ணாமலையே போகணும் ஸோ அதனால் வந்து இங்கேயே வண்டியை நிறுத்திடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ்லாம் கிளம்புது ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு எதுவும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற டயத்தில் வந்திருக்கோம் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செம்ம க்ரௌடடாக இருக்கும் இங்கே எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு போடுற இடம் தான் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் போடுவாங்க அப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நீங்கள் பெங்களூர்லேயே வந்தீங்கன்னா இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே என் பண்ணிக்கலாம் எங்கே வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கே வேணால் என் பண்ணலாங்க எல்லாமே வந்து இந்த மலையும் பின்னாடி இருக்க அண்ணாமலையாக இருக்காக தான் நெக்ஸ்ட் நம்ம நடந்து நடந்து நடந்து மூணாவது லிங்கத்துக்கு வந்தாச்சுங்க யமலிங்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சிவனை சேவிச்சுட்டு போயிடலாம் நல்லா இருக்குல்ல அப்படியே ரோட்டு மேலேயே கோவில் ஸோ அழகாக அப்படியே ஜாலியாக சேவிச்சுட்டு போயிடுவோம் நம்ம திருப்பதி மாதிரி இங்கேயும் உங்களுக்கு தேவையான முக்கால்வாசி விஷயத்தை ரெடி பண்ணிட்டாங்க போயிட்டு வரதுக்கு சூப்பரான ரோட்ஸு லைட்டு அதுக்கப்புறம் வந்து குடிநீர் அழகாக வந்து வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் சூப்பர் டேஸ்ட்டான குடிநீர் வருது ஸோ நீங்கள் ஒரு பாட்டில் மட்டும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கேயே நல்லா குடிச்சிட்டு நீங்கள் வந்து அழகாக ரீஃபில் பண்ணிட்டு போயிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஆர்வம் வாட்ரு நம்மளும் அப்படியே ஒரு அழகான ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில் விடிய வர ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த லொக்கேஷனை கிரிவல பாதையோட என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டுக்கு வந்தாச்சுங்க திஸ் இஸ் திருவண்ணாமலை இருக்க கைலாசா பிரான்ச் என் தலைவன் நித்தியோட ஆசிரம் சாப்பாடு போடுறாங்க பார்த்தீங்களா early morning five o'clock இதுதான் கடவுள்னு வச்சுக்கோங்களேன் காலைல அஞ்சு பத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க இங்கே இத்தனை பேர் நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது ஃப்ரீயாக திஸ் இஸ் நித்யானந்தாங்க உள்ளே வந்து பஜன் அதெல்லாம் போயிட்டுருக்கு நிறையா மக்கள் போய் கலந்துக்கிறாங்க அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட் உங்களுக்கு தலைவா சட்டு போட்டு கைலாசால சிட்டிசன்ஷிப் கொடுப்பா நாங்களாம் வந்துடுறோம் சும்மா இல்லைங்க நித்தி வெஜ்ஜு பிரியாணி போடுறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இதே நான் நைட்டு வந்து கண்டிப்பாக சாப்பிடுவேன் பட் காலங்காத்தால் எப்படி சாப்பிட்றது நான் மேலே போயாச்சு வாங்க நடப்போம் இவர் வந்து எங்கே தெரியுமா வராரு கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கிரிவல பாதையில் நடந்து வந்தோடனே நித்தி ஆசிரம் வரும் மஸ்ட் விசிட் கரெக்டாக ஒரு ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டரில் நம்ம வந்து சூரியலிங்கத்துக்கு வந்தாச்சுங்க அழகாக இருக்குது ரோட்டு மேலேயே ஒரு கோவில் சூப்பராக இருக்குது உள்ளே போயிட்டு வாங்க சேவிச்சுட்டு கிளம்பிடலாம் என்னோட த மோஸ்ட் ஃபேவரட் பாயிண்ட் வந்தாச்சுங்க அப்படியே நம்ம எக்ஸாக்டாக மலையோட பேக் சைடு அப்படின்னு நினைக்கிறேன் இது நாட் ஷுவர் பட் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுவும் காலங்காத்தால் அஞ்சு ஐம்பத்தி எட்டாவது ஒரு விடிய நேரத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம் முன்னாடி அப்படியே ஃபாகி ஃபாகியாக அண்ணாமலையார் மவுண்டைன் கீழே இருக்குது கிளாஸில் ஒரு வடிவேல் சார் காமெடியில் படுத்தே விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்த ஃபயரு அப்படியே போயிடுச்சுங்க ஏன்னா ரோடு சரியில்லை இங்கே பார்க்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மூத்தாகவே இல்லை பேச்சஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ கால் அப்படியே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதுப்பா எப்போ வண்டி வாகனம் போயிட்டு வரதுக்கு வேணால் ஸ்மூத்தாக இருக்கலாம் பட் நடக்கிறதுக்கு அதான் நான் சொன்னேன்ல செருப்போடம் நடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இன்னும் வந்து மூணே கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த மூணு கிலோமீட்ரு யார் கிரிவலம் வந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ப்பா முடிக்கிறது இதே ஷூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம் வெறுங்காலில் நடக்கிறது தான் இங்கே மேட்டர் இந்த வெறுங்கால் நடக்கிறது ஒன்று சாமிக்காக இருந்தாலும் ஒன்று வந்து உங்கள் உடம்புக்கே அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னால உங்களுக்கு இந்த மாதிரி கிரிவர பாதை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு போர்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் மூணே கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் சம்திங் ஆகுது குட் பேஸ் ஒன்லி பட் இந்த லாஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் முடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் பட் இதுக்கான சாத்தியக்கூறு எனக்கு தெரியல செம்ம ஸ்லோ ஆகிடுச்சு வண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ இல்லை ஓவர் ஸ்லோ ஆகிடுச்சு ஏன்னா ரோடு உங்களுக்கு நான் அந்த இப்போ ஒரு ஹைவே கனெக்ட் ஆகும் மேபி அங்கேயாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத் ரோட்ஸ் இருக்கான்னு பார்ப்போங்க ஆரம்பத்தில் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சா உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியுமா நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்கப்பா முடியலப்பா ஏப்பா ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி ரோட்லாம் இருக்கான் லைக் எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க அவங்களாம் வந்து இங்கே கிரிவலம் வரும்போது முள் பாதை லைக் இந்த மாதிரி தான் இருக்குமா அவங்களுக்கு மலையை சுற்றி போகிறது அதெல்லாம் அவங்க போயிருக்காங்களாம் அதுதான் உண்மையான கிரிவலம் இப்போ நம்ம போகிறது வந்து ஹைவேல வாக்கிங் போகிறோம் அவ்வளோதான் இதுவே நம்ம இந்த குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலில் ஏதோ சரியான கூட்டம் இருக்குங்க தெரில என்ன ஸ்பெஷல்னு எதுவாக இருந்தாலும் பெருமானே எவ்வளோ சாப்பாடு இங்கே வேஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு ஃப்ரீயாக தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்காமல் உங்களால் சாப்பிட முடிஞ்ச மட்டும் வாங்குங்க இவ்வளோ வேஸ்டேஜ்லாம் ரொம்ப கஷ்டங்க பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஹைவே வந்து சேர்ந்தாச்சு சரி டிலேயில் போயிட்டுருக்கு இந்த கல்லில் நடக்கவே முடியலடா ஐயாப்பா ட்ரெயின் டிலே பார்த்துருப்பீங்க நம்ம பிளான் டிலே இன்றைக்கி தான்ப்பா ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் கூட உட்காரல அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஹைவேலேயே எனக்கு தெரில பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இருக்குது ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு நல்ல ரோடு வச்சுட்டு முடியும் போது தான் கால் ரொம்ப வலிக்கும் இந்த இடத்துல இப்படி ரோடு இருந்தால் வாட் இஸ் இஸ் அப்படின்னு இருக்குது ஃபைனல் ஸ்டெப்பு கடைசி லிங்கம் இங்கே தாங்க இருக்குது பட் நிறைய பேர் வந்து இந்த ஏரியாலாம் மாறி போயிடுவாங்க ரூட்டு இங்கே உங்களுக்கு வேலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போவோம் இப்படி போனாலும் உங்களுக்கு கோயில் வந்துடும் பட் லாஸ்ட் லிங்கமான ஈசான லிங்கம் இந்த ரோட்டு உள்ளே போனால் மட்டும்தாங்க வரும் நிறைய பேர் இப்படி போகிறது கூட பார்க்கலாம் அவங்க தெரியாமல் போகிறாங்களா தெரிஞ்சு போகிறாங்களான்னு தெரியல பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எட்டாவது லிங்கம் இருக்கிறது இந்த ரூட்டில் தான் ஸோ இப்படி போயிட்டு அந்த ரோடு அப்படியே ஜாயின் ஆகிடும் இந்த இருக்குது பாருங்கள் மேப்பு அது எல்லாம் தெளிவாக போட்டிருக்கோம் உங்களுக்கு நான்லாம் சின்ன வயசில் வரும்போதில் த மோஸ்ட் டெரரான ஒரு ரூட்டு டெரரான லிங்கம்ன்றது இந்த ஈசான் லிங்கம் தாங்க ரோடு பார்க்க எப்படிங்க இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஆனால் ஒரு மேட்ரு இருக்குது இந்த ரோட்டுக்கு ரெண்டு சைடு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரியல் கிரவுண்டுங்க தட் இஸ் சுடுகாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு செவுர்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க முன்னாடி இதெல்லாம் ஓப்பனாக இருக்கும் ரோடு இது மோசமாக இருக்க நிறைய பேர் வரமாட்டாங்களே ஸோ ஈசான் லிங்கம் வரதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்காக இருக்கும் பட் இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணனால உங்களுக்கு வந்து நம்ம வடிவேச சொல்கிற மாதிரி தான் அவன் வெளியூரில் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக மேட்ச் பண்ணி விட்டாங்க ஸோ அதனால் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு கெட்டி கிட்டி பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் சண்டிங்கிட்ட ஃபைனலி நம்ம இந்த லாஸ்ட் லிங்கம் வந்தாச்சுங்க ஈசான லிங்கம் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டாக கிளம்பியிருக்கு இல்லை வந்து சேராட்டால் கிரிவலம் போடுது அது எப்படி திருநங்கள முடியும் வேணால் ரொம்ப வயசானவங்க ரொம்ப முடியாதவன் வேணால் இது ட்ரை பண்ணலாம் பட் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப இதுவாக இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணுறாங்க வர வர சேராட்டால் கிரிவலம் போகிறது இதுக்கு திருக்குளம் வீட்லேயே இருக்கலாமே நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க ஜஸ்ட் ஒன்று ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்லணும் எதுக்காக நீங்கள் கிரிவலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ரீசன் அதாவது ஆன்மீக ரீசன் நிறையா இருந்தாலும் சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறீங்க ஒரே நாளில் அதாவது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்லாம் ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த அண்ணாமலையார் மலை இங்கே வந்து ஏகப்பட்ட மூலிகை இருக்குன்றாங்க ஸோ அந்த மூலிகை காற்றுல நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உடம்புல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தரும் ரெண்டாவது நீங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறீங்க அக்குபஞ்சர் அந்த மாதிரிலாம் சில விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து குத்துறதுனால சில பல நன்மைகள்லாம் நடக்கணும் ஸோ அதுவும் உங்களுக்கு நடக்குது எப்படி பார்த்தாலும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான் அதனால் நீங்கள் தாராளமாக கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து ப்ரே பண்ணி இங்கே பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலையாருக்கு வேண்டிக்கிட்டு தான் வந்து செய்வாங்க நல்லதுங்க சும்மா கூட வந்து செய்யுங்க யார் வேண்டான்னா போகிறா ஸோ வாங்க மக்களே அப்படியே நம்ம நடந்து போயிட்டு ஃபைனலாக கோபுரத்துக்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு செருப்பு எடுத்துகிட்டு கிளம்பலாம் இப்போ நம்ம இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம்ல இது நடந்து முடிஞ்சுட்டு நம்ம செருப்பு போடும் போது வரும் பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸு சீரியஸாக சொல்கிறேன் அப்படி இருக்குங்க ஒரு ஒரு புது ஒரு ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு செருப்பு போட்டு நடந்தா இப்போ சூப்பரான விஷயம் வேணா அந்த கடைசி ஒரு கிலோமீட்டர் ரோடு சூப்பராக இருக்குங்க அப்படியே சுமூதாக நடந்து போய்கிட்டு இருக்கோம் நார்மல் டயத்தில் வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் எல்லா வண்டியும் கிளம்பும் பட் கிரிவலன் டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம காமிச்சாலும் அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகணும் இங்கேருந்து அது ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் தட்ஸ் சார் அவ்வளோதான் மக்களே வந்தாச்சு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேயே என் பண்ணால் சூப்பர் ஸோ கோபுரம் பாசெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேயே இப்போ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி செருப்பை வாங்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போவோம் இப்போ வச்சு போட்டுறது யூஸ் ஆகும் இங்கே தானே செருப்பு விட்டோம் ஸோ வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா அங்கேருந்து நம்ம இருவில் முடிச்சிட்டோம் ரிட்டன் மாதிரி சிறு போட்டால் வேகமாக வந்துடலாம்ல அண்ணாமலையானுக்கு அரோஹரா என்ன ஃப்ரேம் பாருங்கள் மக்களே நல்ல பார்க்கணும் எப்படி இருந்துச்சு ஃபைனலி இப்போ வந்து செருப்பை போடுறது இருக்கு பாருங்கள் தனிதான் பண்ணுங்க வேற மாதிரி இருக்குங்க ஆ அப்படியே போயிட்டே பேசுவோம் செருப்பு போட்ட பிறகு இது ஒன்றும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்கலாம் போல இருக்கு லைக் உண்மையிலேங்க இந்த செருப்பு ஷூலாம் எவ்வளோ ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு செருப்பு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் செருப்பு இல்லாமல் நடந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகே ஒருத்தங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு அவங்களால சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் அவங்க தான் பெஸ்ட்டு சரி வாங்க அப்படியே நம்ம இப்போ கிளம்புவோம் கரெக்டாக வந்து நம்ம பிளான் பண்ணது ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸில் முடிக்கணும்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்வளோ தெரியுமா நாலு மணி நேரம் ஆகி போயிடுச்சுங்க பதினஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்ரு ஸோ இங்கே வந்தது ஒரு இருபது நிமிஷம் கழிச்சாலும் மிச்சம் நம்ம வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் பதினாலு கிலோமீட்டர் நம்ம சுற்றி வந்திருக்கோம் கொஞ்சம் அதிகம் தான் அந்த கடைசி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து அந்த பேச்சஸ் அதிகமாக நல்லா டைம் ஆயிடுச்சு நம்ம நடந்து வந்த ரூட் அப்படியே ட்ராக் பண்ணுவாங்க ஸ்டார்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது வாக்கிங் ஆப் இது அதில் பாருங்கள் இந்த மலையை சுற்றி அப்படியே வந்திருக்கோம் ஒரு சர்க்கிள் அடிச்சிருக்கோம் பார்த்தியா நடுவில் இருக்க கிரி அதை வளம் வந்தது தான் கிரி வளம் எப்படி ஃபினிஷிங் டச் நல்லா இருக்கா பக்கா ரவுண்டுங்க ஆனால் இது அந்த அழகாக இருக்குது இங்கே மேலே தான் உங்களுக்கு வந்து அண்ணாமலையார் தீபமும் ஏற்றுவாங்க நம்ம அது ஒரு நாள் ஏறணும்னு ட்ரை பண்ணோம் பட் அது பாஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்குன்றாங்க கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுவோம் அடுத்த கார்த்திகைக்கு இது மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி மொத்தம் தான் போட்டிருப்பேன் ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி சித்ரா பௌர்ணமி கேர்ஃபுல்லாக வந்து போங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சரி கூட்டம் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்ப்பா ஆனால் ஸ்பெஷல் பஸ் அது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் நியாயத்து கூட்டம் இருக்கும் பட்ஜெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து இங்கே திருவண்ணாமலை பஸ்ஸுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க ஸோ முந்நூறுரூவா முந்நூற்றி பத்து ரூபா அப்படின்னு வச்சுப்போமே இதே டீலக்ஸ்னால் உங்களுக்கு ஏசினா அப்படி அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கும் ஸோ நார்மல் பட்ஜெட்டு உங்களுக்கு சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு போனோன்னா ஒரு ஐநூறுரூபா ஒரு ஆளுக்கு இருந்தால் போதும் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டுவெல் இல்லைனா ஃபோர்டீன் ஹவர்ஸில் நீங்கள் கவர் பண்ணிடலாம் முக்கியமான விஷயம் நீங்கள் டைமிங் வச்சுக்கணும் மக்களே என்ன மாதிரி பதினோரு மணிக்கு கிளம்பாதீங்க ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் நடந்தீங்கன்னா டக்குமுக்கு ஆகிவிடும் அது கன்ஃபார்மு ஸோ அதனால் வந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்ப பாருங்கள் சென்னையிலேருந்து நைட்டு பெஸ்ட்டு டைமிங்னால் ஈவினிங் நாலரை இல்லை அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக பண்ணிடலாம் நீங்கள் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா நான் கிளம்புன டைம் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு டயர்டே ஆன மாதிரி இல்லை அந்த நல்ல பஸ்ஸில் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மூன்றரை வரைக்கும் தூங்கிட்டு அப்படியே எடுத்தேனா ஏதோ மார்னிங் வாக் போன மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கு நான் போய் சொல்லுங்க ஃபீல் பண்ணுறது சொல்கிறேன் ஸோ நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து கிளம்பி இப்போ சென்னை போய் சென்னையில் ஆஃபீஸ் போனோம் அப்போ தான் முழு டாஸ்க் முடியுதா மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பட் பேருக்கு தான் இருக்குது சென்னை கனெக்ஷன்ஸ் ம் பெருசாக எதுவும் இல்லை இங்கே நீங்கள் வேலூர் போயிட்டு போகணும் இல்லைனா இங்கேருந்து விழுப்புரம் போயிட்டு போகணும் அது நீங்கள் போகிறதுக்கு பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் தாம்பரம் போய் சேர்ந்துருவீங்க அதனால் திருவண்ணாமலைக்கு ட்ரெயினே நம்பாதீர்கள் வெறும் எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபாவில் முடிச்சிடலாம் பட் இருந்தாலும் பெஸ்ட் வாங்கோ அப்படியே போவோம் அடே ஏன்டா ஏன் அப்படின்னு தான் இருக்குது நம்ம நேற்று நைட்டு இப்போ அனுப்பிச்சோல்ல தாம்பரத்தில் அதே தாங்க இங்கே இப்போ ஸ்பெஷல் பஸ் முடிஞ்சிருச்சான் சர்வீஸ் நார்மல் பஸ் தான் வரணுமா அதுவும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வருதான் எல்லா வண்டியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாம்பரத்தில் ஈவினிங் வந்து உங்களுக்கு மதியம் ரெண்டுலேருந்து நைட் ஒன்பது வரைக்கும் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே காலையில் ஆறு மணி வரைக்கும் தான் ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் வர பஸ் எல்லாம் நார்மல் பஸ் தான் போச்சா சோனமுத்தா போச்சா நின்றுட்டு தான் போனோம் அப்போது திஸ் இஸ் பேடுங்க இப்படி ஸ்பெஷல் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டா போக முடியும் இவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துட்டு நேக்குது சரிப்படலை செம புவர் அரேஞ்ச்மெண்ட்டுங்க இல்லை இல்லை இங்கே இங்கே எல்லா பக்கமும் மக்கள் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பஸ் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போய் ஏற வேண்டியது இது ஒரு சென்னை பஸ் ஏரியா சொல்கிறோம் மூணு மோசம்பா அதிகாலே கிளம்பி ஊருக்கு போயிடுங்க இல்லை ரொம்ப சுத்தணும் ஜாலியாக ஜன்னல் வரமா உட்காந்துட்டு போகலான்னு நினச்சா பஸ்ஸே இல்லாமல் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஜர்னி ஓகே கம்ஃபர்டபுள் தான் மிச்சம்லாம் தரையில் உட்காந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் சீட்டாக கிடச்சிது கிரிவலம் கோவில் இதெல்லாம் பிரமாதமாக முடிஞ்சிட்டுங்க பட் நம்மளோட எடுத்த சேலஞ்ச் தான் ஃபெயில் ஆகிடுச்சு நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகணுன்னு பார்த்தேன் பட் வாய்ப்பில் ராஜா அப்படின்னு ஆகிடுச்சு பஸ்ஸே கிடைக்கலங்க நான் ஸ்பெஷல் பஸ்லாம் சும்மா பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஸ்பெஷல் பஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிபி கொடுத்துட்டாங்க அதனால் என் பிளான் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுத்து நம்ம வந்து சென்னை போய் சேரவே பதினொன்றரைக்கு மேலே ஆகிடும் போல் இருக்குது இப்போ தான் நம்ம வந்து திண்டிவனம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் மணி பத்தாவது சொல்லிச்சு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு தான் ஸோ அதுபடி பிளான் ஃபெயிலியர் பட் மிச்சபடி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதான் நான் சொல்கிறேன் சென்னையிலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எட்டு மணிக்கு இல்லை ஒம்பது மணிக்கு கிளம்பிடுங்க அதுக்கு மேலே கிளம்புனா இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓகே